வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது உண்டு மேஷலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி எதுவும் வந்து ஒரு துல்லிய பலனா அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா ஒரு ஐம்பது சதவீத பலன்களை மட்டுமே நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரே ஒரு கிரகத்தை வச்சு சொல்ல முடியும் ஒரு துல்லிய பலன் எடுக்கணும்னா கிரக சேர்க்கை கிரக பார்வை அந்த கிரகம் என்ற நட்சத்திர சாரம் இவ்வளவும் பார்க்கணும் அப்புறம் நடப்பு கோச்சார திசை இவ்வளவும் பார்த்தாலும் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு பொதுவான பலன் உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாவம் பத்தாம் பாவம்னா என்ன அந்த பத்தாம் பாவத்தில் நம்ம கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து பத்தாம் பாவம்னா என்ன உங்களுடைய தொழிலுங்க உங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது பத்தாம் பாவம் இது வந்து ஒரு திக் பலத்துக்குரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா திக் பலம்னா ஒரு கிரகம் அங்கே நீசமானாலுமே உச்சமானாலுமே இல்லை ஏதோ ஒரு வகையில் பலவீனப்பட்டு போயினாலுமே அந்த கிரகம் இயற்கையாகவே பலமாயிடுங்க அது எந்த கிரகம் ஒரே ஒரு கிரகத்துக்கு ரெண்டு கிரகத்துக்கு மட்டும்தான் அப்படி ஆகும் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல திக்பலமாகும் அந்த இடத்துல செவ்வாய் நீசமாகிடுச்சா திக்பலம் அப்படின்னா திக்பலம்னு அர்த்தம் அப்படின்னா நீசமான பலனை கொடுக்காது சூரியன் பத்தாம் இடத்துல நீசமாக இருக்கிறா திக்பலன் திக்பலமே கொடுக்கும் திக்பலத்தை கொடுக்கும் சரிங்களா அதாவது ப எவ்வளோ தான் பலவீனப்பட்டிருந்தாலும் போகிறோம் ஒரு ஐம்பது சதவீதம் பலவீனம் அடிச்சுன்னு இருந்தாலுமே ஒரு நல்லது செய்யும் அந்த காலகட்டத்தில் அதுதான் திக் பலத்துக்குரிய ஒரு பலம் திக் பலம்னா ஒரு திசைகளின் அடிப்படையில் வருங்க சரிங்களா திசைகளின் அடிப்படையில் சொல்வது தான் திக் பலம் சரிங்களா ஒன்று நாலு ஏழு பத்துக்கு இருக்குது நம்ம மற்ற லக்கணத்திற்கு வரும்போது நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் இப்போ மேஷ லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இப்போ இருக்குது செவ்வாய் திக்பலம் அடையுது அது ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் இடம்னா உங்களுடைய தொழில் உங்களோட தொழில் எப்படி இருக்கும் உங்களுக்கு மரியாதை கிடைக்குமா இல்லை உங்களுக்கான அண்டஸ்ட் அதிகரிக்குமா இல்லை உங்களுக்கு இதில் ஒரு சிறப்பான புகழ் கிடைக்குமா பார்வை உங்களுடைய கர்மா நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க தினமும் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க உங்களோட உழைப்பு எந்த மாதிரியான உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதை அதிபதியை வச்சு சொல்லலாம் அதிபதி அமர்ந்த இடம் அதில் அமர்ந்த கிரகத்தை வச்சு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம செவ்வாய் அப்படிங்கிறனால பத்தாம் இடத்துல மகரமாக வருது ஆனால் மகரத்தில் செவ்வாய் உச்சமாகுது அப்படின்னா இயல்பிலேயே அந்த ஜாதகர் வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவியிலையும் இல்லை ஆளுமை மிக்க பதவியிலையும் இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை ஒரு கன்சல்டன்ட் இல்லைன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியே சமாளிக்கக்கூடியதாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடினமான உழைப்பாளியாகவும் இருப்பார் அவர் மற்றவங்க என்ன அவர் இல்லைனாலுமே கடினமான உழைப்பாளி எல்லாம் இல்லைனாலுமே ஒரு வேலைன்னு அவருக்கு வந்துச்சுனாவே அவர் அதிகமாக சிரத்தையோடு செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையை வரும் இரும்பு சம்மந்தப்பட்டது மெக்கானிக்கல் வேலை வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறனால இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில பேர் வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கும் ஆனால் இரும்பு வேலை ஒரு கூலி வேலை செஞ்சு ஆனால் அதுவே ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்து செய்யணும் சரிங்களா ஆனால் அவங்களுமே மாதம் மாதம் நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு சம்பள உயர்வையும் கொடுத்துரும் ஒரு ஊதியத்தையும் கொடுத்துரும் ஒரு கடின உழைப்பையும் கொடுத்துரும் மரியாதையும் கொடுத்துரும் செவ்வாய் இப்படி இருக்குது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க ஒரு பட்டறை வச்சுருப்பாங்க அது நல்லா சம்பளமும் வரும் ஆனால் கடினமான உழைப்பும் இருக்கும் அவங்க சொந்தமாகவும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த செவ்வாய்ங்கிறது இந்த மாதிரியான ஆளுமை மிக்க ஒரு ஒரு தொழிலை தான் கு கொடுக்குங்க சரிங்களா முதல்ல வந்து அதுக்கு செவ்வாய் தசை செவ்வாய் செவ்வாய் தசை நடப்புறவங்களும் அந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் மட்டுமே பட்டாருங்க திக்பலமாக இருக்கிறது ஓகே இன்னும் சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் வர கிடைப்பதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் ராகு கேரு சனி இந்த மூன்று சூரியன் இந்த நான்கு கிரகங்களோட ஐந்து பாகையிலோ முன்பின் சேர்க்கை இருக்கக்கூடாது அப்படி சேர்க்கை இருந்துச்சுன்னா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைக்கிற சூழ்நிலை உருவாகிடும் என்னங்க கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இப்போ கிடைக்காத மாதிரி சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இயல்பிலேயே ஒரு தொழில் செய்யணும் வேலை செய்யணும் எப்பயுமே தான் முன்னாடி வந்து செய்யணும் அப்படிங்கிற வேட்கை உங்களுக்குள்ளே ஜாதகருக்குள்ளார அதிகமாக இருக்கும் சரிங்க அது செய்யணும் இது செய்யணும் துரு துரு துரு துருன்னு எப்பயுமே இயல்பு அப்படியே இருப்பாங்க பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான அறிவு கூர்மை அவங்களுக்கு இயல்புலேயே இருக்கும் முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து திருவோணத்துலேயோ இல்லை உத்திராடத்துலேயோ அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துச்சுன்னா கொஞ்சம் அதீதமாகவே இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குது நாலாம் பார்வையாக ஜாத லக்கணத்தை பார்க்கும் ஜாத அதீதமான கோபம் முன்கோபம் சட்டென்று பேசுபவர் அப்படின்னா இருப்பார் ஏன்னா செவ்வாயோட பலம் அதிகரிச்சு அதிகரிச்சிச்சு சரிங்களா ஏழாம் பார்வையை நாலாம் பாவத்தை பார்ப்பார் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு மனை சொத்து ஏதாவது ஒன்று இரண்டே தீருங்க சரிங்களா அடுத்தது எட்டாம் பறவை ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் இவங்களுக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுய திறமை அப்படின்னு ஒன்று இவர்களுக்குள்ளேயே இருக்கும் அதில் வந்து பெரும்பாலுமே வந்து ஜோதிடம் சார்ந்த மறைபொருள் சார்ந்து யாருமே கற்றுக்கிற விஷயத்தை இவங்க கற்றுப்பாங்க இவர்கள் பூர்வீகம் சொத்து சம்மந்தப்பட்டப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சுமூகமாக அவங்க சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்